ஹலோ சுட்டீஸ் welcome back to my channel today நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து என் குடும்பம் மை ஃபேமிலி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதர் அம்மா ஃபாதர் அப்பா elder brother Annan. Elder sister Akka. Younger brother Tambi. Younger sister Tangai. paternal uncle சித்தப்பா ஆண்டி அத்தை சித்தி grandmother party grandfather tata okay சுட்டீஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்